ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஸோ மார்னிங்லேருந்து நான் வந்து விலாக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சிக்ஸ் ஓ கிளாக் ஆக போகுது இன்னும் இருட்டாக தான் இருக்குது வெளியே ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிடலாம் சுடு தண்ணி வச்சு அப்புறம் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பாத்திரம்லாம் சிங்க் பக்கத்துலேருந்து எடுத்துட்டேன் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து காலையில் சமைக்கும் போது சமைச்சிட்டே கொஞ்சம் வந்து வாஷ் பண்ணி அப்படி அப்படியே வச்சிடலாம் பாத்திரம் அப்புறம் நிறைய சேராது அதனால் எல்லாமே அந்த இடத்துல கிளியர் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து செய்ய ஆரம்பிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன் லஞ்சுக்கு வந்து தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் ஜீரக சம்பா எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் மற்றதெல்லாம் ரெடி ஆகிற வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ஊறிட்டே இருக்கும் தேங்காய் பால் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எக் கிரேவி பண்ண போகிறேன் அதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பண்ணிடுவோம் இப்போ கிரேவிக்கு வந்து வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நைட்டே தேங்காய் வந்து நான் பால் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா காலையில் மிக்சி போட்டால் குழந்தைங்க எழுந்துருவாங்க அதனால் நைட்டே வந்து இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் தேங்காய் பால் குக்கர் வச்சுருக்கேன் இதில் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதில் பிரிஞ்சி இலை ரெண்டு போட்டுக்கிறேன் ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை சேர்த்துக்கிறேன் கிராம்பு வந்து மூணு சேர்ந்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் வந்து நைட்டே வந்து நான் அரைச்சதுனால கொஞ்சம் கட்டி கட்டி ஆகிடும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிடும் இப்போ வந்து நான் ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கப் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் இதில் இப்போ இதில் அரிசி சேர்த்துட்றேன் போட்டு சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம மூடி போட்டுடலாம் இப்போ வந்து நல்லா கொதிச்சு வருது தண்ணியெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ எக்கும் வெந்துடுச்சு இது தம்பி இப்போ இங்கே வந்து நம்ம கிரேவி பண்ணிக்கலாம் கடாயில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் குக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுறேன் ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துறேன் மிளகு சோம்பு கொஞ்சமாக சேர்த்துறேன் இப்போ வந்து நான் வெங்காயம் சேர்த்துறேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துறேன் இதில் சால்ட் சேர்த்துறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துறேன் இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கிருச்சு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு தக்காளி வந்து ரெண்டு சேர்த்துக்கிறேன் எல்லாமே வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் முட்டையிலலாம் லைட்டாக வந்து கீறி விட்டுக்கலாம் இது மாதிரி அப்போ தான் மசாலாலாம் கொஞ்சம் உள்ளே போகும் முட்டை சேர்த்துடலாம் இதில் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வந்து இன்னும் திக்காகட்டும் இந்த கிரேவி அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கார்லிக் பிரெட் பண்ண போகிறேன் அதனால் ஒரு ப்ரெட் எடுத்துக்கிறேன் இது வந்து ஃப்ரெஞ்ச் லூஸ் இது இதை கட் பண்ணிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு காலைல யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்து வச்சிடறேன் ஒரு அஞ்சு பீஸ் வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் எடுத்து வச்சிடுறேன் பூண்டு கொஞ்சமாக சாப் பண்ணிக்கலாம் வந்து நான் மூணு பல்லு எடுத்திருக்கேன் இதை வந்து சாப் பண்ணிக்கிறேன் பொரியா இப்போ இதில் வந்து நான் பூண்டு பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கார்லிக் பவுடர் இது அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருக்குது அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் இதில் கொஞ்சம் சீஸ் சேர்த்துடலாம் நீங்கள் வந்து பட்டரும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சீஸ் சேர்த்துக்க போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணிடலாம் இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாங்க சார் தோசைக்கல் வச்சுட்டேன் இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ப்ரெட்லாம் வச்சிடலாம் இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம் இது வந்து அவனில் கூட செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி தோசைக்கல்லே வச்சுட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம போட்ட அந்த க்ரீம் சீஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆகிருக்கும் திருப்பியெல்லாம் போட வேண்டாம் அப்படியே எடுத்துடலாம் கீழே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம டொமேட்டோ சாஸோ இல்லை கெச்சப்போ எது வேணாலும் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ரோஸ்ட் ஆகிருக்கு ரைஸ் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சிடுறேன் கிரேவியும் இங்கே வச்சிடறேன் தனியாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவன் ஃபைவ் ஆக போகுது ரோகிணி வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புவாங்க அதனால் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள போய் எழுப்பிட்டு அப்புறம் வந்து கிளம்ப சொல்லணும் கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு க்ளீனிங் மட்டும் தான் இருக்குது ரோகிணிக்கு மட்டும் இப்போ பேக் பண்ணணும் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்க ரோகிணி பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம் ரோகிணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்ப போகிறாங்க ரோகி ஹாய் சொல்ல தவனும் எழுந்துட்டாரு இப்போ அவரையும் வந்து ரெடி பண்ணணும் பாய் பாய் சொல்லு ஓகே வாங்க